அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தரப்பிலிருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடக லக்கணத்துக்கான குணங்கள் பத்தி தான் பார்க்க போறோம் அவங்களோட கேரக்டர் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க அடுத்து பாத்தீங்கன்னா கடக லக்கணத்துக்கான அதிபதி யாருங்க சந்திரன் அவரை பத்தியும் பார்க்க போறோம் இப்ப நம்ம கடக லக்கணம் அவங்களோட குணங்கள் பார்க்கலாம் அவங்க என்னென்ன மாதிரி கேரக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல கேரக்டருங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க கணக்காரங்க செயல்கள் வந்து அதிகமாக இருக்கும் பேச்சு அதிகம் இருக்காது செயலில் தான் அவங்க காட்டுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க சாதிக்கக்கூடியவங்க அவங்க மனசுலேயே ஒரு வைராக்கியம் இருக்கும் நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் கண்டிப்பாக ஒரு தொழில் ஆகட்டும் ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும் ஒரு ஒரு இடத்துக்கு போகிறதாகட்டும் அவங்க கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ணுவாங்க அவங்க இது அரசியல் தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி வந்து கடக லக்கணத்தில் தான் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் சார் ஜவஹர்லால் நேரு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடக லக்கணம் இவங்க எல்லாமே கடக லக்கணம் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் கூட கடக லக்கணம் தாங்க அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்திருப்பாங்க ஏதோ ஒரு விஷயம் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்க அதுக்கான எஃபர்ட் வந்து போட்டு சக்ஸஸ் பண்ணுவாங்க அவங்க அந்த மாதிரி கேரக்டர் என்னெல்லாம் ரொம்ப அமைதியான கேரக்டர் வந்து அவங்க தான் அமைதியா இருந்து செயல்படுத்துவாங்க எந்த விஷயமா இருந்தாலும் அமைதியா இருந்து செயல்படுத்துவாங்க சில மர்மங்கள் சில விஷயம் வந்து அவங்க கிட்ட ஒளிந்திருக்கும் அது யாருக்குமே தெரியாது அவங்க டக்குன்னு யார்கிட்டையும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க இதே இதுக்கு முன்னாடி நான் சொன்னது வந்து புதன் புதனோட ஆதிக்கம் வந்து மிதன லக்கணத்தை பத்தி சொன்னேன் அவங்க எதனால பட் பட் பட்டுன்னு சொல்லிடுவாங்க மனசுல எதுவுமே எதுவுமே தங்காது அவங்க ஓப்பனா பேசிட்டு போயிடுவாங்க ஈஸியா கெட்ட பேரும் வாங்கிக்குவாங்க ஆனா இவங்க பாத்தீங்கன்னா சாதுரியமா சாதுரியமான பேச்சுக்கள் இருக்கும் கவனமா எங்க எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கவனமா இருப்பாங்க கடகலக்கணக்காரங்க அதே சமயம் சில மர்மங்களும் அவங்களுக்குள்ள அடங்கியிருக்கும் அடுத்து இவங்க முயற்சி அதிகமா இருக்கும் விடாமுயற்சி தன்னம்பிக்கை நிறைய இருக்குங்க கடகலக்கணத்துக்கு அந்த மாதிரி கேரக்டர் இவங்க அமைதியான கேரக்டர் அவங்க வேலையை அவங்க கரெக்டாக செஞ்சுட்டு வருவாங்க அந்த மாதிரி கேரக்டர் இவங்க அடுத்து சந்திரன் அவங்களோட வீட்டு அதிபதி பார்க்கலாம் சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்திலே சந்திரன் அப்படின்னா குரு சந்திரன் அப்படி இருந்தாங்கன்னா குருவோட சேர்ந்தாங்க குருச்சந்திர யோகம் சொல்லுவோம் செவ்வாயோட சேர்ந்தா சந்திரமங்கல யோகம்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி யோகங்கள் வந்து கொடுக்கக்கூடிய இடம் தான் லக்கணத்துல இந்த மாதிரி சேர்ந்துருந்தா இந்த மாதிரி யோகங்களை பத்தி நம்ம சொல்லுவோம் ஆட்சி பெற்றிருந்தாங்கன்னா தீர்காயின்னு சொல்லி சொல்லலாங்க சந்திரன் அழகா இருப்பாங்க கடகலகணக்காரங்க வந்து வசீகரத்தை உண்டு பண்ணுவாங்க ஏற்கனவே ரொம்ப வசீகரமா இருப்பாங்க அடுத்தவங்க வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை சினி ஆர்டிஸ்ட் கலைத்துறையில இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பாங்க கடகலகணக்காரங்க சந்திரனை போல சந்திரன் ஆதிக்கம் ஆட்சியில இருந்தாங்கன்னா ரொம்ப அழகா இருப்பாங்க கியூட்டா இருப்பாங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும் அவங்கள அந்த மாதிரி கேரக்டரா இருப்பாங்க அழகாவும் இருப்பாங்கங்க சாதுரியமான பேச்சுக்கள் இருக்கும் ரொம்ப டெக்னிக்கலாக மூவ் பண்ணுவாங்க ஒவ்வொரு விஷயம் பார்த்து நிதானமாக பொறுமையாக செஞ்சு கொண்டு போவாங்க ஒவ்வொரு விஷயமும் பார்த்து கொண்டு போவாங்க அந்த மாதிரி கேரக்டர் தான் இவங்க லக்னத்தில் சந்திரன் இருக்கும்போது இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போது எந்த பிரச்சனைகளும் இல்லைங்க நல்லா இருப்பாங்க பாதிப்புகள் வந்து அதிகம் கிடையாது மூன்றாம் இடம் தைரியஸ்தானம் சொல்லுவோம் ஆனால் வளர்பிறை பதினஞ்சு நாள் வளர்பிறை சந்திரன் என்ன சொல்லுவோம் பதினஞ்சு நாள் தேய்பிறை சொல்லுவோம் வளர்பிறையில் இருக்கும்போது ரொம்ப யோக தள்ளி கொடுப்பாரு ரொம்ப நல்லா இருக்குங்க அதனுடைய கிரகங்கள் சேரும் போது அவங்களோட மாற்றங்கள் நிறைய நடக்கும் இப்போ நான் சந்திர சந்திரனுக்கு மட்டும்தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்ல கிரக சேர்க்கை எல்லாம் இருக்குங்க ராசி நவம்சம் பார்க்கும்போது கிரக சேர்க்கை இருக்கும்போது அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் மூன்றாம் இடம் தைரியஸ்தானம் நல்லா இருக்குங்க நாலாம் இடம் வந்து என்ன சொல்லுவோம் வண்டி வாகனம் யோகம்லாம் சொல்லுவோம் கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும் வண்டி வாகன யோகங்கள் இருக்கும் தாய்க்கும் பிள்ளைக்கும் ஆகாது சில சண்டை சச்சரவுகள் வரும் அம்மாக்கும் குழந்தைக்கும் ஆகாது அந்த மாதிரி சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பேச்சுக்கள் இதெல்லாம் வந்து நடக்கும் நாலாம் இடத்துல இருந்ததுன்னா ஐந்தாம் இடத்துல வந்து பூர்வீகம் சொல்லுவாங்க ஐந்தாம் இடத்துல சந்திரன் தான் ரொம்ப சிறப்புங்க அவங்க எண்ணி எண்ணமெல்லாம் நிறைவேறும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது கிடைக்கும் பெரியவங்களோட முன்னோர்களோட பிளஸிங்ஸ் வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்கும் அடுத்து ஆறாம் இடத்துல அது லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுல மறைவில் இருக்கக்கூடாது இருந்தாங்கன்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் சண்டை சச்சரவுகள் மற்றவங்களால வாக்குவாதங்கள் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க லக்னாதிபதி ஏழாம் இடத்துக்கு சந்திரன் வந்து ஏழாம் இடத்துக்கு போனா கணவன்மனை ஒற்றுமை நல்லா இருக்குங்க ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க அதே பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட் அவங்க ஸ்பெஷலா தெரிவாங்க அவங்க இண்டிவிஜுவல் பர்சனா இருந்தா ரொம்ப ஸ்பெஷலா தெரிவாங்க மரியாதை குறைவுங்க அவங்க அந்த மாதிரி எட்டாம் இடத்துல இருந்ததுன்னா சனி சந்திரன் வந்து எட்டாம் இடத்துல இருந்தாங்கன்னா உடல்நிலை தொந்தரவு மன கஷ்டங்கள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அடுத்து ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா தந்தைகாரகன் சொல்லுவோம் தொலைதூர பயணம் சொல்லுவோம் சந்திரன் வந்து அந்த இடத்துல இருக்கும்போது இங்கே உள்ளூர் இல்லாமல் வெளியூரில் வேலை செய்கிற மாதிரி வரும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் சொல்லி சொல்லி பார்க்கலாங்க இந்த பத்தாம் இடம் இவருக்கு வந்து யோகம்னு பாத்தீங்கன்னா செவ்வாயும் குருவும் ரொம்ப யோகக்காரங்க எதுனாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி இவங்களுக்கு அந்த இடத்துல இந்த பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குங்க ரொம்ப சிறந்து விளங்கும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இந்த லக்னம் அந்த லக்னாதிபதி வந்து எந்த இடத்துல இருக்காங்கன்னு கண்டிப்பா பார்க்கணும் அவங்களோட பார்வை மற்ற கிரகங்களோட பார்வை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு சீக்கிரமே தொழில் அமைஞ்சிடும் நல்ல இடத்துல உட்காருவாங்க நல்ல போஸ்டிங்ல இருப்பாங்க அவங்க பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் சொல்லுவோம் பதினொன்றாம் இடத்துல எந்த கிரகங்களோட சேர்ந்து இருக்குன்னு பார்க்கணுங்க இண்டிவிஜுவலா நம்ம சொல்றோம் பதினொன்றாம் லாபஸ்தானம் இருந்தாலும் அதுக்கு மேல ஏழுக்கு மேல போயிட்டாவே தேய்பிரை வந்துடுது வளர்பிறை வந்து இதாயிடுது ஆனால் பலன்களை கம்மியாக தான் கொடுக்கும் ஆனால் என்ன கிரகத்தோட சேர்ந்து இருக்கு பார்வை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான விஷயங்களே மாறி இருக்குங்க பதினொன்றாம் லாபஸ்தானம் நல்லா இருக்குங்க பன்னெண்டாம் இடம் சாப்பிட்டு நல்லா தூங்குற இடம் அது பன்னெண்டாம் இடம் சந்திரன் தான் ரொம்ப நல்லதுங்க ராகு கேது சனி பகவான் அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா நைட்டு வந்து தூங்க முடியாது நைட் டியூட்டி வேலை இருக்கும் இல்லை மனசை போட்டு ஏதோ ஒன்று குழப்பிப்பாங்க சிந்தனைகள் வந்து அதிகமாக இருக்கும் தூங்க முடியாது மெயினாக அந்த மாதிரி நிலைகள்லாம் உண்டு பண்ணுங்க பன்னெண்டாம் இடத்துல சந்திரனோட ராகு கேது சனி செவ்வாயெல்லாம் இருந்ததுன்னா அதிகமாக தூங்க மாட்டாங்க ரொம்ப நேரம் முடிச்சிருப்பாங்க ஒன்று நைட் டியூட்டியாக இருக்கும் ஷிஃப்ட் வைஸ் அவங்க ஒர்க் வைஸ் அந்த மாதிரி ஆகிடும் பர்மனண்ட்டாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே வீட்டில் இருக்காங்க அப்படின்னா தூங்க மாட்டாங்க ரொம்ப லேட்டாக தான் தூங்குவாங்க அந்த மாதிரி நடக்குங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா கடக அகனக்காரங்க சாதிக்க பிறந்தவங்க ஜெயிக்க பிறந்தவங்க கண்டிப்பா சாதிப்பாங்க ஜெயிப்பாங்க அது கிரகங்கள் எங்கெங்க இருக்கு எப்படி எல்லாம் இருக்கு எதோட எந்த கிரகமும் இருக்கு பார்வை இருக்குன்னு பார்த்தோம்னா இன்னும் வந்து தெளிவா நம்ம சொல்லலாங்க இப்ப நம்ம வந்து தனிப்பட்ட முறையில தான் நம்ம பாக்குறோம் இதுல எந்தெந்த கிரகங்கள் சேர்ந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வந்து மாறுபடும் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து பாருங்க என் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்